நான் கேட்குற கேள்வி எந்த இடத்துல எதை பேசணும்னு ஒரு நாகரிகம் இருக்குது கோயிலில் வந்து நீங்கள் அரசியலாம் கேட்டீங்கன்னா எப்படி நியாயமாகும் ஏற்கனவே சிஎம் சொல்லியிருக்காரு எப்போ முடியுமோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பண்ணுறோம் ஏங்க நான் சரி நான் போய் நீ சரி நான் கோயில் கோயில் விட்டு வெளியே சாதாரணம் இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் பேசக்கூடாது ஆனால் இன்றைக்கி சுதந்திர தினத்தோட எழுபத்தைந்தாவது கொண்டாட்ட விழான்றதுனால் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள் பார்த்தா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்லாம் பார்த்தா அதை விட நம்ம ஜனநாயகம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஜனநாயகமாக இருந்திருக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளாக உண்மையா இல்லையா அதற்கு மூல காரணம் தேசப்பற்றையும் அரசியலையும் பிரித்து வைத்திருக்கிறது இராணுவத்தையும் அரசியலையும் பிரித்து வைத்திருக்கிறது இதுதான் நம்ம ஜனநாயகத்துடைய எழுபத்தைந்து ஆண்டு வரலாறு நாகரீகம் உள்ள அரசியல்வாதிகள் தேசப்பற்று பற்றையோ இராணுவத்தையோ அரசியல் கட்சிக்கு ஒரு புறம் இழுக்கவே கூடாது ஏற்கனவே இன்றைக்கி முதலமைச்சர் பேசியிருக்கிறார் அவர் உரையில் எந்தெந்த வகையில் அறுபத்தி ரெண்டு சீன போகும்போது எழுபத்தொன்று பாகிஸ்தான் போகும்போது கார்கில் போது எப்பெல்லாம் நாட்டுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கோ இல்லை இராணுவ படைகளுக்கு ஒரு தேவை வந்திருக்கிறோம் அப்போல்லாம் திமுக ஆட்சியும் திமுக கட்சியும் பேரறிஞர் அண்ணா காலத்துலேருந்து தலைவர் கலைஞர் காலத்துலேருந்து இருக்கிறதுலையே நெருங்கிய உழைப்போடு ஒத்துழைப்போடு உறவோடு ஆதரவோடு செயல்பட்டிருக்கிறோம் எந்த வகையிலும் தேசப்பற்றுலையோ இராணுவ சப்போர்ட்லையோ தமிழ்நாடை விட யாரும் மிந்தி இருக்க முடியாது ஏன்னா நிதி உதவி அடிப்படையில் ஒரு வேலை சொல்லலாம் மகாராஷ்டிராலேருந்து கூடுதல் வருது அதை விட்டால் தமிழ்நாட்டிலேருந்தான் தான் ஒன்று அரசாங்கம் நடத்துவதற்கே நிதி போகிறது இராணுவத்தை உட்பட்டு இந்த முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஐம்பது வருடத்துக்கு பிறகு இரண்டு முறை வெல்லிங்டன் ஸ்டாஃப் சர்வீசஸ் காலேஜுக்கும் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சர்வீசஸ் காலேஜுக்கும் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டருக்கும் போயிருக்காரு ஒரு தடவை ஒரு வருத்தத்தக்க நிகழ்வு நாள் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் மறைவு நாள் அதற்கு பிறகு விருப்பத்தோடு அதே போல் நானும் ஒரு அரசு தம் மாநில அரசு அமைச்சராக பல பத்தாண்டுகளுக்கு பிறகு அழைப்பை ஏற்று போய் டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜில் மூணு படை வைத்திருக்கிற அந்த அதிகாரிகளுடைய பயிற்சி கல்லூரியில் விரிவுரையாளராக போய் பல நூறு பேருக்கு லெக்சர் பண்ணி அதுக்கு பிறகு ரெண்டாவது தடவை இன்விடேஷன் ஏற்று போய் அங்கே எல்லா இன்ட்ராக்ஷனும் முடிச்சுட்டு வந்திருக்கேன் ஏன்னா நானும் மிலிட்ரி ஸ்கூலில் படித்தவன் என்னுடைய நண்பர்கள் பலர் மூத்த ஜென்ரல்ஸில் லெஃப்டினன்ட் ஜென்ரல்ஸில் இன்றைக்கி இருக்கிறார்கள் படையில் இன்றைக்கி ஆர்மியில் நேவியில் எல்லா இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏதோ ஒரு கட்சி ஏற்கனவே ஒரு மதத்தை அவங்க சொத்து மாதிரி இழுத்த பிறகு நாட்டையும் இராணுவத்தையும் அவங்க சொத்து மாதிரி இழுக்கிறது நாட்டுக்கு நல்லதில்லை இது சுதந்திர தினத்தில் நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது நம்மளும் அடுத்தாப்பில் பாகிஸ்தான் மாதிரி ஆகக்கூடாதுன்னா அரசியலையும் தேசப்பற்றையும் பேட்ரியட்டிசத்தையும் அதே போல் அரசியலையும் இராணுவ படையையும் என்றைக்குமே விரிவாக்கத்தோடு தான் வைத்திருக்கணும் they must be separate you not integrate or try to hijack So that's what separates India. No party has exclusive right to anything, not to any religion, not to patriotism, not to the military. இதுதான் நம்மளுக்கு முக்கிய இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம் எழுபத்தைந்து நாடு ஆண்டு நாடோடைய வரலாறில் இருக்க முக்கிய பாடம் இதை தொடரணும் எங்களுடைய இலக்கு இது ஒன்று தான் we must continue to keep the army respected independent of politics with protocol with distinction இதை தொடருவோம் பாஜகவினர் தொடர்ந்து திமுக வந்து தாக்கிட்டே வந்து எப்படி பாக்குறீங்க ஏங்க யார் என்ன பண்றாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லு ஏதாவது கருத்து கேளுங்க நான் பதில் சொல்லுங்க